ஸோ இதில் குறைச்சல் தான் லெசன்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு லெசன் தான் இருக்கு அதுல வந்து மூணு பாட்டு ஆமா சோ ஒன்னு ரெண்டு மூணு முதல்து நாலு நாலு பாட்டு இருக்கு நாலு பாட்டு அதனால உங்களுக்கு வந்து எட்டு லெசன்ஸ் இதுல வந்து டிஃபிகல்ட் லெசன்ஸ்னு பாத்தீங்கன்னா லோகமானிய திலக்கு ஆச்சாரிய திரயம் அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத இதிஹாச அது விட இன்னொன்னு ஒண்ணு இருக்கு ஒரு இந்த சயின்ஸ் சயின்ஸ் பாரதிய ஸ்வர்ண யுகம் யுகம் இல்ல இன்னொன்னு சயின்ஸ் ஒண்ணு இருக்கு மகான் வைஜானிக்காக வைஜானிக்கா ஆமா இதெல்லாம் தான் கொஞ்சம் லாங்குவேஜ் டஃப்பா இருக்கும் உங்களுக்கு otherwise it should be easy குவிக்கா ஃபர்ஸ்ட் தான் வந்து பார்த்துன்னு போயிடலாம் ம் சேவாம் தே கரவாணி வாணி இதுல இருந்து கேள்விகள் வருமா என்னன்னு தெரியல எனக்கு வரும் தோணல கிடையாதோ இல்லையோ சரி அப்ப நான் கிடுகிடுன்னு படிச்சுட்டு அர்த்தம் சொல்லிடுறேன் ஈஸியர் இது கைர்வாணி கேய கைர்வாணிங்கிறது வந்து சித்தூர்ல பப்ளிஷ் பண்ண ஒரு புக் அது சேவாம் தே கரவாணி இது என்னன்னா ஒகேபுலரிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பத்தியங்கள் படிக்கிறது சோ வாணி ஹே வாணி தே உனக்கு உன்னுடைய சேவாம் அல்லது உனக்கு சேவாம் சேவையை கரவாணி நான் செய்வேன் ஸோ க கரவாணி வந்து கரவாணி கரவாவ கரவாம வரும் கரோத்து குருத்தாம் குருவந்து குரு குருத்தம் குருத்த கரவாணி கரவாவ கரவாம லோட்ல காரத்துல வருது நான் செய்ய வேண்டும் அப்படின்னு லோட்ல காரத்துல வருது சேவாம் தே கரவாணி कर्नाट आंध्री घन मिलिते केरल द्रविड निगूढ़ुते हिंदी मराठाद्यति मराठादि अति महिते संस्कृत नामना प्रविचलते सो पातुर रे करेक्ट आर कानुटो टाइपिंग लर समटाइम्स देयर माइट बी प्रविचलते ओके okay. ಕರ್ನಾಟಕ ஆந்திரி கன மிலிதே சம்ஸ்கிருத நாம்னா பிரவிச்சலதே வாணி ஹே வாணி தே அப்படின்னு இருக்கோ இல்லையோ அந்த தே வாணிக்கு இது எல்லாமே சம்போதனமா அமையிறது ஸோ பிரவிச்சலதே துவம் ஏவம் நாம்னா பிரவிச்சலதே இந்த மாதிரி நீ நடக்கிறாய் அப்படிங்கிற ஆத்மநேபதத்துல அது வருது சரியா ஸோ சம்ஸ்கிருத நாம்னா சம்ஸ்கிருதம் எனும் பெயரை கொண்டு ஹே வாணி சரஸ்வதி ஆனவளே துவம் பிரவிச்சலத்தை நீ நடக்கிறாய் அல்லது எங்க பார்த்தாலும் நீ வந்து சஞ்சாரம் பண்ற அப்படிங்கிற இந்த மூணுமே உங்களுக்கு வந்து இது அதாவது சம்போதன பிரதமாவா இருக்கு சரியா ஓகே கர்நாட ஆந்திரி கன மிலிதே கர்நாடக க கன்னட பாஷை ஆந்திர பாஷை தெலுங்கு இது ரெண்டுத்தோட கன மிலித்தே அதோட நன்னா கலந்துருக்கு தட் இஸ் நம்ம தெலுங்கு படிக்கிறச்சையோ கன்னடம் படிக்கிறச்சையோ it is very easily visible Sanskrit ரொம்ப சுலபமா நமக்கு வந்து நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல இருந்து டிரைவ் ஆயிருக்குங்கிறத நன்னா தெரியறது அதனால கன மிலிதம் நன்கு கலக்கப்பட்டது சம்ஸ்கிருதம் அப்புறம் கேரள திரவிட நிகூட யுத்தே கே கேரளத்துல மலையாளத்திலயும் திராவிட பாஷையிலயும் தட் இஸ் தமிழ் பாஷையிலயும் நிகூட யுத்தேன்னா in a very hidden manner it is present நமக்கு தெரியாதபடிக்கு நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்லயும் மலையாளத்திலயும் உங்களுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய இன்ஃபுளுசஸ் இருக்கு ஹிந்தி மராட்டாதி அதிமகிதே ஹிந்தி மராட்டிங்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதிமகிதே அப்படி இப்பட்ட வாணியானவள் சம்ஸ்கிருத நாம்னா பிரவிச்சலதே சம்ஸ்கிருதம் எனும் பெயரை கொண்டு அவர் நடக்கிறாள் ஓகே வாச்சா துவாம் அபிநந்தாமி மத்தியா திருடம் அபினிவிஷாமி கிருத்தியா துவாம் பரிசேவே அகம் பக்தியா பவதீம் கலையேயம் வாச்சா வார்த்தையினால துவாம் அபிநந்தாமி உன்னை போற்றுகிறேன் சோ வாணி சரஸ்வதியே உன்னை நான் வாச்சா வார்த்தையினால் போற்றுகிறேன் அதுக்கப்புறம் மத்தியா புத்தியினால திருடம் அபினிவிஷாமி உன்னுள் நுழைகிறேன் அபினிவிஷாமிங்கிறச்சு உன்னுள்ள I completely immerse myself in Saraswati அபினிவிஷாமி திருடம் அபினிவிஷாமி நன்கு நான் உள் நுழைகிறேன் எதனால்னா புத்தியினால வித் யுவர் இன்டெலெக்ட் கிருத்யா துவாம் பரிசேவே அகம் அகம் துவாம் பரிசேவே நான் உன்னை சேவிக்கிறேன் எதனால கிருத்யா செயல்னால so by performing some work or the other I do service to Saraswati education எடுத்துக்கலாம் அதை சரியா அப்புறம் பக்தியா பவதியும் கலையேயம் பக்தியினால நான் உன்னை கலையேயம் கலு தாத்து வந்து கலி காமதேனவுன்னு பேரு ஸோ என் கான்டெக்ஸ்டுவலா அந்தந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் காமதேனு மாதிரி நம்ம வந்து கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து சிந்தையம்னு போட்டுக்கலாம் நினைக்கிறேன் நினைப்பேன் அப்படின்னு ஸோ கலையேயம்ங்கிறது கலையேத்து கலையேதாம் கலையேயுகுன்னு விதிலிங்ல வருது சரியா கலையேத் கலையேதாம் கலையேயுகு கலையேயம் கலையேவ கலையேம உத்தம புருஷத்துல வருது ஸோ பக்தியா பக்தியினால் பவதீம் தங்களை கலையேயம் சிந்தையேயம் ஸோ எப்பொழுதுமே சரஸ்வதியை நினைக்கிறச்சு நம்ம வந்து பக்தியோட நான் நினைக்கிறேன் உன்னை ஸோ அப்படி உனக்கு சேவாம் கரவாணி I have to do a service to you त्वत् பட்டேயம் துவத் பத்யானி லிகேயம் துவத் சாஸ்திரா சாஸ்திராணி விகாஹே துவன் மிருது பதானி சேவே துவத் காவ்யானி உன்னுடைய காவியங்களை பட்டேயம் படிக்க வேண்டும் படிப்பேனாக சத்வத் காவியானி சரஸ்வதியினுடைய காவியங்களை அல்லது சம்ஸ்கிருதத்தினுடைய ஏன்னா முன்னாடி இந்த லைன்ல வந்து சம்ஸ்கிருத நாம்னா பிரவிச்சலத்தேன்னு போட்டதுனால சம்ஸ்கிருதம் எனும் பெயரை கொண்ட சரஸ்வதி வாணி அதனால உன்னுடைய காவியங்களை பட்டேயம் படிப்பேன் துவத் பத்யானி லிகேயம் உன்னுடைய பத்தியங்கள் அதாவது சம்ஸ்கிருதத்திலேயோ இல்ல சரஸ்வதியை போற்றா மாதிரி போற்றரா மாதிரி இருக்கக்கூடிய பத்தியங்களை லிகேயம் எழுத வேண்டும் துவத் சாஸ்திராணி விகாஹே I have to I had to immerse myself in your இது லேர்னிங் சாஸ்திரம் என்னென்னலாம் சாஸ்திரங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கோ அதுக்குள்ள விகாஹே விகாகத்தேனா இம்மர்சிங் காகத்தினா குளிக்கிறதுங்கிறதுக்கும் அர்த்தம் மஜ்ஜதி ஸ்நாதி காகத்தேனா you totally immerse yourself so குளிக்கிறதுக்கு மாத்திரம் எடுத்துக்கணுங்கிறது இல்லை ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்து you plunge into a subject இல்லையா அந்த மாதிரி ஸோ துவத் சாஸ்திராணி விகாஹே துவன் மிருதுபதானி சேவே உன்னுடைய மிருதுவான பதங்கள் திருவடிகளை சேவிக்கிறேன் அது வந்து சரஸ்வதிங்கிற ஒரு டிவைன் ஃபார்ம் எடுக்கிறச்சு சரஸ்வதிங்கிற ஒரு ஒரு வித்யாரூபமான சரஸ்வதியை எடுத்தோம்னா துவன் மிருது பதானி உன்னுடைய இனிமையான பதங்கள் சப்தங்கள் வேர்ட்ஸ் சோ அத சேவை சேவிக்கிறேன் சரியா இதெல்லாம் விதிலிங்கம் தானே ஆ பட்டேயம் லிகேயம் இஸ் விதிலிங் விகாஹே சேவே ரெண்டுமே லட்லக்காரத்துல இருக்கு சேவதே சேவேதே சேவந்தேனுடைய உத்தம புருஷத்துல வருது இது ஆக்சுவலி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பின்னாடி அபியாசத்துல பார்த்தோம்னா ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த சாராம்சம் ஆஃப் திஸ் போயட்ரி அதையும் படிச்சு விடுறேன் சம்ஸ்கிருதஸ்ய சேவாம் கர்த்து ஏவம் காயதி சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு சேவையை செய்வதற்காக யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி பாடுறான் ஹே வாணி கைர்வாணி கைர்வாணிங்கிறச்சு கைர்வாணினாலே தே தேவர்களினுடைய பாஷைன்னு பேரு கைர்வாணின்னா சோ சரஸ்வதி பேர் வந்து வாணி வந்து சம்ஸ்கிருத்திலே இருக்கு நான் நினைச்சேன் தமிழ்ல பேர் கொடுத்துருக்கான்னு நினைச்சேன் வாணிங்கிறது தமிழ் நினைச்சேலா no no no Saraswati refer பண்ணும்போது வாணி வாணி மழை தமிழ்ல so I thought it came from a Tamil reference not Sanskrit okay இல்ல இல்ல வாணி ஏன் வாணி ரமா சேவிதா இருக்கே வாணி ரமா சரஸ்வதி லக்ஷ்மி ரெண்டு பேரும் அம்பாளுக்கு லலிதைக்கு இப்ப சைட்ல நின்றுட்டு பூஜை பண்றானே வாணி ரமா சேவிதா ஹே வாணி கைர்வாணி துவம் கலு சர்வத்திர பாரதே வியாப்தா அசி நீ தான் வந்து பாரதத்துல எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கிறாய் அசி உத்தர பாரதே ஹிந்தி மராட்டி பிரபிருதிபிகி பாஷாபிகி தட்சிண பாரதே தெலுங்கு கன்னட தமிழ் மலையாள பாஷாபிகி ச சாகம் சம்ஸ்கிருதஸ்ய மகான் கனிஷ்ட சம்பந்த அஸ்தி உத்தர பாரதத்துல ஹிந்தி மராட்டி பிரபிருதிபிகி பாஷாபிகி Hindi Marathi and other languages இதனால இதனுடன் கூட ஏன்னா இந்த திருத்தியா விபக்திய வந்து சாக்கம்ங்கிற வேர்டோட நம்ம அன்வைக்கணும் சாக்கம்னா சஹா along with so along with the languages of Hindi and Marathi and others தக்ஷிண பாரதே இந்த சதர்ன் இந்தியா தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் இந்த பாஷைகளுடன் கூட பாஷாபி சாக்கம் சம்ஸ்கிருதஸ்ய மகான் घनिष्ठः सम्बन्धः अस्ति घनः घनियान् घनिष्ठः அஹ் இது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பார்த்துட்டு வரோம் ஸோ சூப்பர்லேட்டிவ் சொல்றச்சே கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் சொல்லும் பொழுது தரப் அண்ட் தமப் யூஸ் பண்றோம் இல்லையா கனஹா கனதரஹா கனதமஹா அப்படின்னு ஒரு யூசேஜ் இருக்கு அதே இஎன் இஎசுன் அண்ட் இஷ்டன்னு ரெண்டு பிரத்யயம் போடலாம் அதுவும் வரலாம் ஃபார் தர கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஸோ கனஹா கன தரஹாக்கு பதில கனியான் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட் ஃபேமஸ் இது இஃப் யூ ரிமெம்பர் ஜனனி ஜென்மபூமிஸ்ட ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னு வேர்டு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த கரியசி வந்து கரியான் அந்த ஈயசுன் பிரத்யத்தினுடைய ஸ்ரீலிங்கம் கரியசி குரு கரியசி கரிஷ்டா அப்படின்னு வரும் So or the guru, suffix one is applicable to all words or just a few words depending on இந்த வேர்டு ஆல் வேர்ட்ஸ் எப்படி வரும் ராமஹா ராமதரஹா ராமதமஹா வராது உங்களுக்கு வந்து what can be expressed in comparative and ஆமா what can be comparative in comparative you superlative you can use those பிரத்யாஸ் so every word can have that so இங்க கனிஷ்டஸ்ய இஸ் த பிரத்யமா இங்க கனிஷ்டஹ இஷ்டன்னுங்கிறது பிரத்யம் இஷ்டம் ஓ இஷ்டன் இஷ்டன் பிரத்யம் ஓகே இதோ வரேன் அது கனஹ கனதரஹ அண்ட் தென் கனதமஹ ஸோ மோர் இது கனமா இருக்கிறது அல்லது கனதமஹன்னா மோஸ்ட் டென்ஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கெஸ்ட் அதுக்கு வந்து கனியான் இப்ப எப்படி கன தரஹாக்கு நம்ம வந்து வி கேன் ஹாவ் கன தரா கனதமம் அப்படின்னுட்டு கனதரம் யூ கேன் ஹாவ் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபுன்சகலிங்கம்னு மூணு திரியும் இருக்கலாம் உங்களுக்கு இல்லையா அதே மாதிரி இங்கேயும் கனியான் கனியசி கனியா கனியக கனியஸ் ஆக்சுவலி கனியக கனியசி கனியசி அந்த மாதிரி சகாராந்த தமக தமசி தமாம்சி அந்த மாதிரி கனியாம்சி அப்படி வரும் கனியக கனியசி கனியாம்சின்னு சகாராந்தமா தமசப்தம் மாதிரி வரும் புல்லிங் இதுல நபுன்சகலிங்கத்துல ஸோ கனியான் கனியாம்சம் கனியாம்சௌ கனியாம்சா சகாராந்தம் தான் அதுவும் ஸோ இதுவும் சகாராந்த புல்லிங்கம் இது சகாராந்த நபுன்சகலிங்கமா இருக்கும் இது ச ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் நதி மாதிரி வந்துடும் all of these are in புல்லிங்க ஸ்ரீலிங்க நபுன்சகலிங்கம் ஃபார் கம்பேரிட்டிவ் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இதுக்கு போனோம்னா சூப்பர் சூப்பர்லேட்டிவ்க்கு போனோம்னா உங்களுக்கு வந்து கனத்தமஹா கனதமா கனதமம் இது வந்து ராமஹா சீதா பலம் அது மாதிரி வந்துடும் அகாராந்த புல்லிங்கம் அந்த மாதிரி அதே இதுக்கு பார்த்தோம்னா இஷ்டன்னுங்கிறது பிரத்தியம் இந்த இடத்துல பிரத்தியத்தை எழுதிடுறேன் பிரத்யா இந்த இடத்துல ஓகே இப்போ வந்து இஷ்டன் பிரத்யம் வரும் இஷ்டன் அப்படின்னு ஒரு பிரத்யம் அப்போ கனிஷ்டா கனிஷ்ட கா போட்டேன்னா ஸ்மாலருங்கிற அர்த்தத்துல வருது அதுதான் கனியாம்சம்னு நம்ம பார்த்தோம் நான் நான் சௌந்தர சௌந்தரிய லகரியிலன்னு ஸ்லோகத்தை சொன்னேன் தனியாம்சம் பாம் சும்முன்னுட்டு அது வேற அதுவும் அதே அந்த பிரத்யம் தான் இஎஸ்என் பிரத்யம் தான் சோ கனிஷ்டா அண்ட் தென் யூ ஹாவ் கனிஷ்டா கனிஷ்டம் இது எல்லாமே அகாராந்த புல்லிங்கம் அகாராந்த் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் அகாராந்த நபும்சகலிங்கம் you can have words like லகு குரு குருஹு எடுத்துட்டோம்னா எப்படி குரு தரஹா வருதோ நான் வெறும் புல்லிங்கத்துக்கு மாத்திரம் சொல்லிட்டு வரேன் குரு தமஹா வருதோ அதே போல குருஹு கரியான் गरिष्ठः லகுஹு லகியான் லகிஷ்டः இந்த மாதிரி சீக்கிரஹா க்ஷேபியான் க்ஷேபிஷ்டः அந்த மாதிரி மாறும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து இஎஸ்என் பிரத்யம் போடுறச்சு the formation of the word வந்து யூ வாண்ட் இவன் able to recognise sometimes the principal word இந்த கரியானுங்கிறது குருகுல இருந்து தான் வந்ததுங்கிறதே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிடும் சில சமயம் லகியான் லகிஷ்டா அதே போல சீக்கிரம்ங்கிற வேர்டை பார்த்தோம்னா சீக்கிரஹாங்கிறதுக்கு க்ஷேபியான்னு வரும் க்ஷேபிஷ்டஹான்னு வரும் you can't recognise it sometimes இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்ல தான் the more you are expose to literature the more you will find these words and ஞாபகம் வச்சுக்கணும் வேற என்ன அது ஏதோ க்ஷிப்பு மாதிரி ஆமா க்ஷிப்பு வேர்ப் மாதிரி வருது ஆனா இட்ஸ் டோட்டலி க்ஷிப்ரஹ சாரி க்ஷீக்ரஹ இல்ல சாரி தப்பு நான் தான் தப்பா சொன்னேன் க்ஷிப்ரஹ நீ சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது க்ஷிப்ரஹனா குயிக் சீக்கிரஹ ஆமா க்ஷிப்ரஹாக்கு க்ஷேபியான் க்ஷேபிஷ்டஹான்னு வரும் நோ மேட்டர் வாட் க்ஷேபியான்னு பார்த்தா நமக்கு க்ஷிப்ரஹான்னு வரப்போறது இல்லை டாப் லைன்ல வந்து கன கனதரஹ கனதரா கனதரம் that is um, pullingam. Pullingam, strilingam, napunsakalingam. Oh, apri. So then uh, going back to what is then tamaha is so the superlative. Pullingam, superlative of pullingam. Uh, the uh, pullingam superlative, strilinga superlative. idu vandu napunsakalinga superlative. பரீட்சை ஃபர்ஸ்ட் புக்ல படிச்சோம் அத ES1 and ISTAN is two different things for the same. Uh, same Ama, either ES1 is for comparative, ISTAN is uh, is for uh, superlative. Okay, got it. சரியா? Yeah. Okay. Let's go back to the text. அதுதான் இங்க வந்து இப்ப என்னாச்சு உத்தர பாரதே உத்தர பாரதத்துல ஹிந்தி மராட்டி பிரபிருதிபிகி பாஷாபிகி இந்த பாஷைகளுடன் கூட சாக்கம் அப்புறம் தட்சிண பாரதே தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாள பாஷாபிஹீச்ச சாக்கம் அதனுடன் கூட சம்ஸ்கிருதத்துக்கு மகான் கனிஷ்டகா சம்பந்த அஸ்தி ஒரு பெரிய நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது வெரி டென்ஸ் ரிலேஷன்ஷிப் மோஸ்டா கிரேட் ஸ்ட்ராங்கஸ்டா ஸ்ட்ராங் வேண்டாம் அந்த இடத்துல அதனால டென்ஸ்னு எடுத்துக்கோங்க Dense, Eh, de- So ah, very it dense- has dense the- னா வரணும். It has to be superlative, yeah. ஆமா ஆமா மோஸ்ட் dense டென்ஸ் is- அதான் சொன்னேன் மோஸ்ட் டென்ஸ்ன்னு Most dense னா சொல்லலாம். Okay, correct. இல்லையா No, I can't say densest. More most தானே யூஸ் பண்ணோம் ஆமா, so அதுவும் இருக்கு, க- இதுவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ம். ம். आ, भारते तादृशी भाषा न कापि अस्ति यस्याः संस्कृत पा- पदजालं न उपलभ्येत यस्याः संस्कृत पदजालं न उपलभ्येत तादृशी भाषा भारते न कापि अस्ति இதுக்கே நான் வந்து இப்போ ப்ரோஸ் ஆர்டர் கொடுக்கணும் உங்களுக்கு இது ஏன்னா எந்த எத் verse- சப்தத்தை இது முன்னாடி எந்த போட்டு verse refer பண்றது? எது அந்த poetryல, poem ல. இதுவா இதுவா ஆஹ், சம்ஸ்கிருத நாம்னா பிரவிச்சலத்தேன்னு இருக்கும் இல்லையோ ஓ, அதுக்கு, okay. you are roaming around in the name of Sanskrit but இதுலெல்லாம் வந்து இப்போ இந்த லாங்குவேஜ்ல கர்நாடகா ஆந்திரால வந்து நன்னா நீ வந்து கலந்துருக்க வேற கேரள மலையாளத்திலயும் தமிழ்லயும் நிகூட யுத்தே யுவர் ஹிடன் ஹிந்தி மராட்டியில யுவர் எக்ஸலிங் ரியலி வெல் அதிமகிதே So Pravi Chalate is roaming or conducting? கண்டக்டிங்கா எப்படின்னா புரியல எனக்கு I was thinking about Tresala there and the question on the Sanskrit Sabha பிரச்சலத்தை சொன்னா இல்லையா பிரச்சலத்தை பிரச்சலத்தி வேற பிரவிச்சல பிரச்சலத்தின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம் கான்டெக்ஸ்டுவலா நம்ம இங்கிலீஷ்ல இருந்து வார்த்தைகள் எடுத்துக்கணும் டிரான்ஸ்லேஷனுக்கு um, இதுல வந்து ரோமிங் அரவுண்ட் சொல்றேன் இது யா she goes around in the name of Sanskrit or she walks around in the name of Sanskrit பாரதே தாத்ரிஷி பாஷா ந காப்பி அஸ்தி பாரதத்துல அப்பேற்பட்ட ஒரு பாஷை இல்லை எதுவுமே இல்லை எதற்கு சம்ஸ்கிருதத்தினுடைய பதஜாலம் இல்லாமல் இருக்கோ for there is no language in this in Bharat which does not have Sanskrit words simplest way of translating it so எஸ்யாக பாஷாயாக எந்த பாஷையினுடைய சம்ஸ்கிருத பதஜாலம் ந உபலபியதே எந்த பாஷைக்கு சம்ஸ்கிருத பதங்கள் இல்லையோ இல்லாமல் இல்லையோ அந்த மாதிரி ஒரு பாஷா தாத்ரிஷி பாஷா காபி எதுவுமே ந அஸ்தி பாரதே பாரதத்தில் இல்லை சோ விச் மீன்ஸ் சர்வாசு அப்படி பாஷாசு சம்ஸ்கிருத பதஜாலம் உபலபியதே சம்ஸ்கிருதம் இருக்கு சம்ஸ்கிருதத்தினுடைய வார்த்தையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா பாஷையிலையும் தெரியறது ஏதாவது ஒரு பாஷை ஒரு வேர்டாவது இருக்கும் இதுவரை கரெக்டா லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு திடீர்னு இப்போ இவர் வந்து ஒரு கூகுளி போட்டார் ஆ so this is what it means is first இத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து வாட் இஸ் த தாத்பரியம் of it import of that first பேராகிராஃப்ங்கிறது இந்த லைன்ல கொடுத்துருக்காரு ஓகே ஏன்னா இட் இஸ் ஒன்லி அ சாராம்ச summary along with what is implied what is the import of the கிடைக்கப்படுகிறதா இல்ல உபலப்யேத இட் இஃப் ந உபலப்யேத கிடைக்கப்படவில்லை லபதே லபு தாத்து வருது உபலபதே கொஞ்சம் கிடைக்கப்படுகிறது உபலபியத்தைனா கிடைக்கப்படுகிறது ந உபலபியதே உபலபியேத கிடைக்க படவில்லையே ஆனால் அந்த மாதிரி ஒரு இட்ஸ் காரா ஆத்மநேபதி காப்பி காப்பியோட அர்த்தம் என்ன சொன்னேன் காப்பிய கா அபி Ka api bhasha na oh, asti. asti. So where do you find a, a, Sanskrit a word like வேற இல்ல வேற இல்ல காங்கிறது பாஷாவோட சேர்றது கா அபி பாஷா ந அஸ்தி எந்த பாஷையும் இல்லை ஓ கா பாஷா ஓகே நோ அதர் வாட் பாஷா can exist it's very difficult to translate in English இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எந்த பாஷை எந்த பாஷைன்னு நம்ம கரெக்டா வந்து தமிழ்ல சொல்லிடலாம் எந்த பாஷையும் இல்லை அப்படின்னு நோ சச் கரெக்ட் அதே தான் சொல்லணும் no such language exist in India whose where are who does not have the influence of Sanskrit words பதஜாலம் தான் இன்ஃப்ளூயன்ஸா நோ பதங்கிறது வேர்ட்ஸ் ஜாலம்னா சமூகம் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வேர்டே இங்க இல்ல விச் டஸ் நாட் பொசஸ் உபலப்தியதே which does not not so Have. uh, to if you translate the word samskrita padajalam it will mean the பதங்களின் combination of சேர்க்கை. words in sanskrit ah? the the uh, the uh, collection of sanskrit words Right, collection okay உபலபியதேனா சாரி அவர் கேட்ட மாதிரி uh, கர்மணி லோட் கர்மணி uh, lot கிடைக்க கர்மணி பெற மாட்டாது விதிலிங்கம் அத மாதிரியா ஆ ஆமா ಸಾರಿ ಅದು ಕರ್ಮಣಿ ವಿಧಿಲಿಂಗ್ ಅಲ್ವಾ ವಿಧಿ- ಈತ ವಿ- ಆ? ಈತ ಒಂದು ವಿಧಿಲಿಂಗ್ ಅಲ್ವಾ ಲಾಸ್ಟ್ விதிலிங் ಪ್ರಥಮ ಪುರುಷ ಏಕವಚನಂ வந்தேத வந்தேயாதாம் ದ್ವಿಪದಿ. வ- வ- வந்தேத வந்தேயாதாம் வந்தேரன் இல்லையா ம், வந்ததாம் வந்தேதாம் வந்தந்தாம் லோட்டு கரெக்ட் விதிலிங் வந்தேத வந்தேயாதாம் வந்தேரன்னுங்கிறது விதிலிங் வருது எஸ் யூ ரைட் So, ಉಪಲಭ್ಯೇತ. ಲಭ್ಯೇತ ವಿಧಿಲಿಂಗ விதிலிங் லபேத போட்டிருக்கு விதிலிங் ஆமாமா லப்யேதங்கிறச்சு கர்மணி விதிலிங்க ஆயிடுறது லப்யதேக்கு லப்யேத கர்மணி விதிலிங் இத வந்து கிடைக்க பெறாது என்றால் அப்படின்னு இல்லையா ஆமா ஆமா ஏதாவது ஒரு பாஷையில் கிடைக்க பெற மாட்டாது என்றால் அந்த மாதிரி ஒரு பாஷை இல்லைங்கிற அர்த்தத்துல எந்த பாஷைக்கு கிடைக்கவில்லையோ அந்த மாதிரி ஒரு பாஷை இல்லை கஷ்டம் இது மாத்திரம் எதுக்கு காம்ப்ளெக்ஸா போட்டிருக்காரு புரியல எனக்கு நீங்க வந்து பரீட்சையால இருக்கிற மாதிரியே நம்ம சென்டென்ஸ் இங்க எழுதிட்டு இருந்தோம்னா அப்புறம் வந்து உங்களுக்கு விசக்ஷனா லெவலுக்கு வந்திருக்கேளுங்கிறது எப்படி ரமணி அது வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரு பிஃபோர் ரவி ஃபினிஷஸ் அனாலிசிஸ் எவ்வளவு சான்ஸ்கிரிட்ல பேச சொல்றான் my god there's hardly any English translations இந்த பேப்பர்ஸ் ஒரு பேப்பர்ல வந்து மாத்ருபாஷா இருக்கு மூணு பேப்பர்ல வந்து two of those is completely in Sanskrit yes okay Ramani விச்சக்ஷணாங்கிறதுக்கு மீனிங் பார்த்தேன் விச்சக்ஷணாக வந்து familiar now you are familiar with இதுதான் ஃபெமிலியரா இது வந்து இது ஆ. திருவிளையாடல் மாதிரி ஆயிருக்கும் ஃபெமிலியாரிட்டி லெவல் இது இதுதான் ஃபெமிலியர்னா See, that's why a lot of people don't come to Chittoor at all. வந்தா இந்த விசக்ஷனா வர்றச்சே there is a huge dropout in class. எப்பவுமே பிக் ஜம்ப் இது பிக் ஜம்ப் இது கரெக்ட் yeah, it is. अतः and uh, some- you ah, see more and more of passive voice Mm. uh, like you know they i think sanskritam they enjoy using uh, எல்லா இதுலயும் கூட நான் பார்த்தேன் நீங்க பாகவதர் பேசலாம் கூட நிறைய பேசிவ் வாய்ஸ் தான் இருக்கு இல்ல ஆமா அது இட்ஸ் எ ஸ்டைல் வந்து ஆஃப் uh, correct ரவி இங்கிலீஷ்ல வந்து it's other way around they Yeah. ask you to minimize use of passive voice and be தமிழ்ல சுத்தமா கிடையாது தமிழ்லயும் உங்களுக்கு வந்து பேசிவ் வாய்ஸ்ங்கற கான்செப்ட் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது சுத்தமா கிடையாது புரியாது நீங்க தமிழ்ல அப்படி போனாக்கா நீங்க போகப்படட்டும் செல்லப்படட்டும்னா அவளுக்கு புரியாது <laughs> அப்படி தமிழே கிடையாதுன்னு விடுவான் <laughs> अतः संस्कृतं भारते சர்வாசாமபி பாஷாணாம் மாத்ருஸ்தானியா பவதி ஆகையினால் சம்ஸ்கிருதம் பாரதத்தில் எல்லா பாஷைகளுக்கும் மாத்ருஸ்தானியா மதர் லாங்குவேஜா இருக்கு அப்படின்னு தைரியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் அவ்வளவு ஆமா நானே ஒத்துக்க மாட்டேன் தமிழுக்கு தனி ஒரு இது இருக்கு சோர்ஸ் இருக்கு என்ன பொறுத்தவரையில் సర్వాసాం భాషాణాం இல்லையா భాషాణாம் షష్ఠి బహువచనం సర్వా సర్వే భాషాణாம் ஏன் போட சர்வா எப்படி வரும் என்ன நீங்க சர்வா சர்வே சர்வாஹாவோட ஷஷ்டி விபக்தி எடுத்தேன்னா சர்வாசாம் தானே வரும் சர்வேஷாம் வந்து புல்லிங்கம் சர்வாசாம் சர்வேஷாம் தான் ஓகே வித்யார்த்தினா இதம் அத்தி அத்தியந்த ஆவசியகம் யதா ஏகைகோ அப்படி வித்யார்த்தி एकैका अपि विद्यार्थिनी संस्कृतसाहित्यपठनेन अ, शास्त्रीयान् विषयांश्च जानीयात् संस्कृत भारत सारी भारतीय विद्यार्थिना இதம் அத்தியந்த ஆவசியகம் கமா அது ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஆவசியகம் எது சம்ஸ்கிருதம் படிக்கிறதுங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி யதா பிகாஸ் ஏகைக அப்படி வித்யார்த்தி ஏகைகன each and every every each and every student male student ஏகைக அப்படி வித்யார்த்தினி each and every female student சம்ஸ்கிருத சாகித்ய பठनेन ஜானியாத் புரிஞ்சுக்கிறா எதை புரிஞ்சுக்கிறா சம்ஸ்கிருத சாகித்யத்தை படிப்பதனால் சாஸ்திரியான விஷயான ஜானியாத் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களையும் அறிய அறிய என்ன அதேதான் அறியப்பட வேண்டும் இல்ல ஜானியாத் தே மஸ்ட் தே நோ விதிலிங்க they they would they must know இல்லையா ஆமா they they might know they had to know ஆ தே ஆட் டு நோ யா சே இல்ல ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கணும் இங்க வயசானாலும் பரவாயில்ல கட்டுன்னு தான் ஆகணும் ஆமா வெரி குட் एकैको अपि मात्र निमित्ते स्प्लिट् पनि एकः एकः इति एकैकः एकश्च एक so every each and every person अर्थम् एकः एकः एकैकः मनो वयं मनोवाक्कायैः तव सेवां करवाम அதே கரவாணி வந்து இங்க இதுல போட்டிருக்க கரவாணி கரவாவ கரவாம வயம் நம்ப மனோவாக் காயைகி மனசு வாக்கு காய சரீரம் இவைகளினால் தவ உன்னுடைய வாணி இந்த சோ இந்த ஹே வாணியோட அந்த துவாமுங்கிறது வருது தவ தவ சேவாம் உன்னுடைய சேவையை கரவாம செய்வோமாக ஓகேயா இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல எழுதணும் எது எழுதணும்னு தெரியல எனக்கு அவர் தான் ஒண்ணுமே இல்லைன்னு தர கொஸ்டினே வராதுன்னு <laughs> ஆமா பட் மாத்ருபாஷா keeps going down as you go and less are English சரி சோ சம்யக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிமஹிதா விராஜமானா மீனிங்ஸ் போட்டிருக்காருங்க so you can just take வந்து ஹிடன் சொன்னேன் ஆ சம்யக்குன்னா ஹிடன் தான் எனக்கு அர்த்தம் சரியா இருக்கு இங்க சம்யக்குன்னு போட்டிருக்காரு எனக்கு I am not very happy with that இது இட்ஸ் ஓகே ஒருவேளை அந்த ப்ரிஃபிக்ஸ்னால நீ கூடம்னா வெல் ஹிடன் அது மாதிரியா அப்படியும் சொல்லலாம் நிஷேஷேனா கூடம்னு சம்யக்குங்கிற அர்த்தத்துல சொல்றாரு I prefer it to be hidden rather than ஏன்னா சம்யக் சம்யுக்தா கொஞ்சம் இதுவா இருக்கு என்ன சொல்றது ப்ரெஜுடிஸ்டா இருக்கு அந்த லுக் நிகூடானா டெஃபினெட்லி அது வந்து ஹிடன்னா தான் இருக்கு உங்களுக்கு தமிழ்ல வந்து அப்பட்டமா நமக்கு தெரியல ஆஹ் கூடன்னாலே ஹிடன் ரெண்டு விதமா அத வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் நீங்கிற உபசர்க்கம் இருக்கும் இல்லையோ அந்த உபசர்க்கம் வந்து உங்களுக்கு நிச்சேஷேன கம்ப்ளீட்லி ஹிடன்ங்கிற அர்த்தத்துல எழுதலாம் அல்லது நாட் ஹிடன் அப்படிங்கிற அர்த்தத்துலயும் எழுதணும் ஓ நாட் ஹிடன்னாக்க ஓபன் சோ சம்யக்கு சம்யுக்தம் அப்படின்னா நன்னா சேர்ந்து இருக்குங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் um, um, I was wondering about this uh, la versus la. I think we have talked about it before. yes i look for learn learn கரை I can't find in any of the இருக்கு வேதத்துல உண்டு அது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வேதாபியாசம் எல்லாம் பண்றச்சே இல்ல பிரம்ம யஜ்யம் பண்றச்சே ரிக்வேதத்தை சொல்றச்சே அதுல வந்து அக்னிமீளே புரோஹிதம் அந்த அள என்னன்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரையில் டக்கு சப்ஸ்டிடியூஷன் அக்னிம் ஈடே புரோஹிதம் ஈடே ஈடேனா நான் பிரசம்சாம் கரோமி அப்படிங்கிற அர்த்தத்துல ஈடேன்னு வருது நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் ஸ்துவே அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஈடே யூஸ் பண்றோம் சோ வேதத்துல சம்ஸ்கிருதத்தினுடைய இதுல பார்த்தோம்னா ல வந்து டாக்கு பதில உபயோகப்பட்டிருக்கு சரி ஓகே தமிழ்ல உங்களுக்கு வந்து தமிழ்னுடைய இன்ஃபுளுன்ஸோ இல்ல மலையாளத்தினுடைய இன்ஃபுளுன்ஸோ இல்ல கன்னடத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுன்னா ல ல difference is very very southern based அது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதுறவா இது மராட்டியில லா இருக்கு இந்தியில கிடையாது மராட்டிலயும் ல வந்து is more as a substitute for the நீங்க வந்து சொல்லி கொடுத்திருக்கீங்க அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் போடுறதுக்கு அதுல வந்து I don't I could find ல தட்ஸ் வை அது எல் கேபிட்டல் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் வரும் துவத் காவியானி இந்த துவத் காவியானி துவத் பத்யானி இதெல்லாம் போன தரம் நம்ம வந்து போதினி டூல படிச்சோம் அஸ்மத் பாரதம்ல ஃபர்ஸ்ட் வேர்டே அஸ்மத் பாரதம் அஸ்மாக்கம் பாரதம்னு ஷஷ்டிக்கு பதில அந்த அஸ்மத் அப்படின்னு வந்துடுறது அதே தவ காவியானி துவத் காவியானி தவ பத்யானி துவத் பத்யானி துவத் சாஸ்திராணி அந்த இத்து இங்க இருக்கக்கூடிய இத்து தான் இங்க இச்சா மாறுறது பிகாஸ் ஆஃப் ஷ பிஹைண்ட் துவச்சாஸ்திராணி அப்படின்னு இது you will read in the third paper சந்தி படிக்கிறச்சே படிப்பேன் துவன் மிருது பத் பதானி தவ மிருதூனி பதானி உன்னுடைய மிருதுவான பதங்கள் ஓகே ஹா ஸோ வித்தியர்த்தகான்னு போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு இது விதிலிங் சரியா அதுதான் கலையேயம் பட பட்டேயம் லிகேயம் ம், உபலப்யத்தையெல்லாம் எழுதியிருக்கலாம் இதுல கூட. பட் எழுதல. It's okay. Nirtakaha means uh, விதி with oh the vidhi vidhilingam Vidhi. forms. விதிலிங்கம் ஃபார்ம்ஸ் ஆஃப் uh, இது இதெல்லாம் உத்தம புருஷா ஃபார்ம்ஸ் சரியா okay we can move to the next lesson